வணக்கம் எனது பெயர் லோஷனன் நான் பிரிவு மூன்றிலே இன்றைய இளைஞர்களுடைய சிந்தனை இலட்சியங்களை நோக்கிய என்ற தலைப்பில் பேசப் போகின்றேன் கல் தோன்றி மண் தோன்ற காலத்து வாளுடன் முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ்குடி வெளிவந்த நடுவர்களுக்கும் என் தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய இளைஞர்களுடைய சிந்தனை இலட்சியங்களை நோக்கியா அல்லது இலட்சியங்களை நோக்கியா என்ற இந்த பட்டிமன்றத்திலே நான் நிச்சயமாக இலட்சியங்களை நோக்கிய என்று பேச வந்துள்ளேன் முதலில் இலட்சியம் என்பதை ஒரு வரையறைக்குள் கொண்டு வருவோமானால் வாழ்க்கை எனும் ஓட்டப்பந்தயத்தில் ஒவ்வொரு வீரனும் ஓடி முடிக்க விரும்புகின்ற இறுதி முடிவே இலட்சியம் எனலாம் ஓட்டப்பந்தயத்தில் நேரம் கணக்கிடப்படுமானால் இங்கு இலட்சியத்தை அடைவதற்கு நேரம் முக்கியமில்லை பொதுவாக இலட்சியம் என்று கூறினாலே ஒருவன் படித்ததற்கு பிறகு அவன் என்ன வேலைக்கு போக விரும்புகின்றானோ அதே அவனுடைய இலட்சியம் என்று எண்ணுவார்கள் அது ஒரு பிழையான கருதுகோளாகும் அது கல்வி ரீதியான இலட்சியம் மட்டுமே ஒவ்வொரு தனி மனிதனும் பல்வகைப்படுத்தப்பட்ட பல இலட்சியங்களைக் கொண்டிருக்கின்றான். கல்வி, சமூகம், கலாச்சாரம் அரசியல், பொருளாதாரம் என்று இலட்சியங்கள் பல வகைப்படுகின்றன உதாரணமாக, எமது சைவ சமயத்திலே பதி, பசு, பாசம் என்று முப்பொருட்களிலே பசு எனப்படுகின்ற ஆன்மாவினுடைய இறுதி இலட்சியமானது பதி எனப்படுகின்ற இறைவனை அடைவது என்று கூறப்படுகின்றது. ஆகவே, இங்கு எதை சார்ந்த இலட்சியம் என்பதை நாம் முக்கியமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு பார்க்கும் இடத்திலே இக்காலகட்டம் மட்டுமல்ல எக்கால கட்டத்தில் இளைஞர்களுடைய நோக்கமானது இலட்சியங்களை நோக்கித்தான் அமைந்திருக்கின்றன அந்த இளைஞர் தன்னுடைய இலட்சியங்களை சரியாக முடித்தானால் இலட்சியங்கள் அவனை தேடி வருகின்றது இப்பொழுது நாம் தமிழ்நாட்டிலே கல்வி சுமையினால் தற்கொலை செய்து கொண்ட இளைஞர்களை பற்றிய செய்திகளை கேள்விப்படுகின்றோம் அவர்கள் எடுத்த முடிவிற்கு காரணம் எதுவாக இருக்கும் நடுவர்களே தங்கள் இலட்சியத்தை அடைவதில் ஏற்பட்ட சிக்கலினால் அதை தம்முடைய இலட்சியங்களை அடைவதில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படுமோ என்ற பயத்திலே என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த முடிவினை செய்து கொண்டார்கள் ஒருவேளை அவர்களுடைய இல அவர்களுடைய நோக்கமானது இலட்சியங்களை நோக்கி அதாவது பணத்தை நோக்கி அமைந்திருந்தால் என்று பணம் சம்பாதிப்பதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கின்றனாகவே இந்த ஒரு லட்சியம் இல்லை என்றால் வேறொரு லட்சியத்தை அவர்கள் தேடி சென்றிருக்கலாம் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே அந்த இளைஞர்களுடைய நோக்கமானது நிச்சயமாக இலட்சியங்களை நோக்கி தான் அமைந்திருக்கின்றது இது தவிர, கடந்த வருடங்களில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துக் கொண்டோமானால், என்ற இளைஞர்கள் தான் அதனை திறம்பட செய்திருக்கின்றார்கள். காரணம் என்ன? அந்த போராட்டம் மூலம் இலட்சியங்களை அடைய முடியும் என்பதா? இல்லை. தங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை காக்க வேண்டும் என்ற இலட்சியத்தின் காரணமாகவே இந்த போராட்டத்தினை அவர்கள் செய்து வெற்றிகரமாக முடித்தார்கள். ஆகவே, இந்த இளைஞர்களுடைய சிந்தனையானது நிச்சயமாக இலட்சியங்களை நோக்கித்தான் அமைந்திருக்கின்றது என்று அறுதியும், இறுதியும், உறுதியுமாக கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். I congratulate Gandhi world foundation for this unique venture Gandhi world ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்